ரெண்டாயிரத்தி இருபதில் கோவிட் நைன்டீனை ஒட்டி எடுத்த லேப் லேப் டெக்னீஷியன் இவங்கெல்லாம் எம்ஆர்பி மூலமாக எடுத்த எடுத்தவங்க அதில் மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலு பேர் தொள்ளாயிரத்தி அறுபது பேரை ரெகுலர் பண்ணி அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மீதி முந்நூற்றி எழுபத்தி நாலு பேரை பதினோராயிரத்தி சில்லுருவாங்கிற சம்பளத்தில் இது வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களும் அவங்களுடைய டிமாண்டு அவங்களே போல் எங்களையும் நிரந்தரப்படுத்துங்க ஏன்னா இந்த வேலையை நம்பி தான் நாங்கள் வந்திருக்கிறோம் எல்லாருக்குமே ஏஜ் பாராகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நியாயமான கோரிக்கையை அவங்க நீண்ட நாளாக வச்சுக்கிட்டு இன்றைக்கி அது சம்மந்தமாக தான் டிஎம்எஸ் ஆஃபீஸுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க வந்தவங்கள எந்த வகையில் அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ் எனக்கு ஒன்றும் தெரியல ஏதாவது ஒரு தர்ணா பண்ணாங்களா ஒரு கரவ் பண்ணாங்களா ஒரு சாலை மறியல் பண்ணாங்களா எதுவுமே இல்லை மனு கொடுக்க வந்தவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க இப்போ நான் காவல்துறை கேட்குறப்ப அஞ்சு பேருக்கு மேலே கூடனா அரெஸ்ட் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த பிரச்சனையை நாளைக்கு கூடுற சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானமாக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வருவேன் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சரை பார்ப்பேன் தேவைப்பட்டால் முதலமைச்சரையும் பார்ப்பேன் நான் கோரிக்கையாக வைக்கிறது இவங்களையும் ஏற்கனவே தொள்ளாயிரத்தி அறுபது பேர் எப்படி பர்மனன்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த முந்நூற்றி எழுபத்தி நாலு பேரையும் அவங்களையும் நிரந்தரப்படுத்தணும் தான் அவங்களுடைய நியாயமான கோரிக்கை அது சட்டமன்றத்தில் நாங்கள் வலியுறுத்துவோம்